ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை தென் தமிழ்நாட்டில் பிறந்து தென்னிந்தியாவில் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக உயர்ந்து தமிழர்களின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் பெயரிலேயே தமிழையும் இசையையும் கொண்டிருப்பவர் மாண்புமிகு ஆளுநர் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேசிய கட்சியின் முதல் மாநில பெண் தலைவர் குடும்பமே காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியம் கொண்டது என்றாலும் இவர் தனக்கென தனி வழியை தேர்ந்தெடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்ந்து பணி செய்து வந்திருக்கிறார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கும் போதே மாணவ தலைவராக செயல்பட்டு தனது ஆளுமையை வளர்த்தெடுத்துள்ளார் குடும்பம் அரசியல் பின்னணியை கொண்டிருந்தாலும் இவர் ஒரே நாளில் தலைவராகவில்லை தென் சென்னையின் கிளை செயலாளராக ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே உழைப்பால் உயர்ந்து தென்னிந்தியாவின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில துணைத் தலைவர் என்ற பதவிகள் எல்லாம் இவரது உழைப்புக்கு கிடைத்த சிறு சிறு அங்கீகாரங்கள் தேசிய செயலாளர் மாநில தலைவர் பதவிகள் இவருக்கான தனி அடையாளத்தை ஏற்படுத்தி தந்தன மருத்துவக் கல்லூரியின் மாணவர் தலைவராக இருந்த துடிப்பு இன்றும் தன்னுடைய மேதகு ஆளுநர் பணியிலும் தொடர்கிறது இவருக்கு இந்தியாவே பெருமை கொள்ளும் பல பணிகள் காத்திருப்பதாக ஊடகங்கள் கணித்துள்ளன தேசிய கட்சியின் முதல் பெண் தலைவர் இரண்டு மாநிலங்களில் ஆளுநர் பணி அடுத்தடுத்து காத்திருக்கும் உயர் பணி என தமிழகத்தின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் அடையாளமாய் விளங்கும் சாதனை சிற்பி மங்கையர் மாணிக்கம் மேதகு ஆளுநர் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களை இச்சீர்மிகு மேடைக்கு அழைப்பதில் காந்தி உலக மையம் பெருமை கொள்கிறது முதலில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதொரு நிகழ்ச்சி நேரம் அழிக்க முடியவில்லையே என்பது கவலை அது மட்டுமல்ல எல்லோரும் உணவருந்துகின்ற நேரத்தில் உணர்வுகளோடு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் ஆக பசியோடு இங்கே அமர்ந்திருப்பதற்கு முதலில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக விரைவாகவே நிறைவு செய்கிறேன் என்பதையும் உறுதிப்பாட்டையும் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன் இங்கே உங்கள் பேர் என்ன ஜான் தன்ராஜ் சகோதரர் ஜான் தன்ராஜ் அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மட்டுமல்ல அவரே ஒரு உரையாற்றக்கூடிய ஒரு திறமையாளர் அவர் சொன்னார் இப்போதான் எனக்கு உயிர் வந்தது அப்படின்னாரு ஒரு டாக்டர் வரும்போது உயிர் வரத்தான் செய்யணும் உயிர் போகக்கூடாது அதனால் உயிர் வந்தது என்று சொன்ன வகையில் எனக்கு உயிர் போச்சே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உயிர் வந்ததே என்று சொன்னதில் மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் டாக்டர்னால் உயிர் வரத்தான் செய்யணும் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே சகோதரர் ராஜேஷ் அவர்களை நான் பாராட்டி தான் ஆக வேணும் எனக்கு இன்றைக்கி இங்கே சென்னைக்கு போக வேண்டும் நேற்று தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களோடு நேற்று முழுவதுமாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விமானத்தில் அவரோடே சென்னை சென்று மறுபடியும் சென்னைக்கு தான் நான் இன்று செல்ல வேண்டும் ஆனால் பட்டமளிப்பு விழாவிற்கும் இந்த நிகழ்ச்சிக்காக மட்டுமே சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் வந்துவிட்டு மறுபடியும் சென்னைக்கு செல்ல இருக்கிறேன் ஆக ஏறக்குறைய மூன்று மணிக்கே நான் சென்னை அடைந்திருக்க வேண்டும் அதனால தான் கொஞ்சம் உங்களை அவசரப்படுத்தினும் அது மட்டுமல்ல நான் எனது உளமார்ந்த மன்னிப்பை நான் கோருகிறேன் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் தேசியவாத குடும்பத்தில் தேசியவாதிகளின் மத்தியில் வாழ் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அதனால் மரியாதைக்குரிய நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் முழுமையான படத்தை காண முடியவில்லையே என்று எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது நேரம் கிடைக்கும்போது முழுமையாக அதை பார்க்கிறேன் என்ற உறுதிப்பாட்டையும் வவுசி அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஏனென்றால் இன்றெல்லாம் நாமெல்லாம் இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இன்பமாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு செல்வந்தராக பிறந்து நம் நாட்டிற்காக கப்பல் விட வேண்டும் என்று தனது சொத்தையெல்லாம் இழந்த மரியாதைக்குரிய வவுசி அவர்களுக்கு முதலில் படம் எடுத்ததற்காக உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜேஷை நான் இன்னொரு காந்தி ஃபவுண்டேஷனை சார்ந்த ராஜேஷை நான் இன்னொன்றிலும் பாராட்டுகிறேன் எனக்கு ஒன்றில் அதாவது துணிவே துணை அப்படின்னு ஒரு காணொலி இருக்கிறது என்று சொன்னார் அது ஐந்தரை நிமிடம் என்று சொன்னார் நீங்கள் இன்றைக்கி அஞ்சரை நிமிடம்னா எனக்கு அஞ்சரை மணி நேரம் மாதிரி அதனால் நான் பார்க்க வேண்டுமா என்று எனக்கு நேரம் இல்லை ஆனால் துணிவே துணையை துணையே துணை என்று துணிச்சலாக துணியை பற்றி ஒரு காணொலி எடுத்திருப்பதால் அதற்கு எனது மனமார்ந்த பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எந்த சபையிலும் ஏனென்றால் இங்கே உள்ள மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் ஒத்துக்கொள்வாதான் தெரியல எந்த சபையிலும் இன்று இவ்வளவு உயர்ந்த பின்பு நான் சொல்வேன் துணியில் உடையில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதில் மிக அழுத்தமான நம்பிக்கை உள்ளவள் நான் அதாவது காந்தியை பற்றி இங்கே சொல்லும்பொழுது இவர் சொன்னார் காந்தி எதை வாங்கி கொடுத்தார் என்றால் ஒரு நாள் விடுமுறையை வாங்கி கொடுத்தார் என்று நமது சகோதரர் சொன்னார் அப்படி இல்லை அதாவது எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் ஒரு அனுபவத்தை சொன்னார் ஒரு உலக வரைபடத்தை காண்பித்தேன் காண்பித்துவிட்டு ஒரு மாணவரை கூப்பிட்டேன் ரஷ்யா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன் அவர் காண்பித்தார் ஜப்பான் எங்கே இருக்கிறது என்று கேட்டேன் காண்பித்தார் அமெரிக்கா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன் காண்பித்தார் இந்தியா எங்கே இருக்கிறது என்று கேட்டவுடன் நான் காண்பித்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் உடனே என்ன மற்ற நாடுகளை எல்லாம் காண்பித்தாய் நம் தாய் நாட்டை காண்பித்து இது எங்கே என்று கேட்டால் நான் காண்பிக்க மாட்டேன் என்று சொல்கிறாயே என்று கோபத்தோடு ஆசிரியர் சொல்லும் பொழுது நீங்கள் தானே சார் சொன்னீங்க தாய் நாட்டை காண்பித்தே கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க அதனால் நான் காண்பித்து கொடுக்கவில்லை ஆக ஒரு தேசப்பற்றை சொல்வதை தவறாக புரிந்து கொள்வது மட்டுமல்ல இன்று இளைஞர்கள் நான் ஏற்கனவே பல முறை பேசும்பொழுது சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரரையும் பற்றி கொஞ்சமாவது படிக்க பழகிக்கொள்வோம் இன்னும் சொல்லப்போனால் இங்கே காந்தியை பற்றி சொல்லும் பொழுதும் சரி மற்றவர்களை பற்றி காணொலி காண்பிக்கும் பொழுதும் சரி மரியாதைக்குரிய வவுசியை பற்றி காண்பிக்கும் பொழுதும் சரி ஒரு வார்த்தை வந்தது ராஜேஷ் அவர்களுக்கு எனது பாராட்டை தெரிவிக்கிறேன் உண்மையான நட்சத்திரம் என்ற ஒரு வார்த்தை வந்தது மற்ற நட்சத்திரத்துங்களாம் எதிரி கிடையாது ஆனால் உங்களிடம் காந்தியை சொல்லும் பொழுது கைத்தட்டு அதிகமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்லும்போது கைத்தட்டு அதிகமாக இருந்தது என்பதற்காக அதை சொல்லவில்லை காந்தியை சொல்வதும் வவுசியை சொல்லும் பொழுதும் கைத்தட்டு அதிகமாக இருக்க வேண்டும் என்று எனது கோரிக்கையும் நான் இங்கே வைக்கிறேன் ஆக அஜித்துக்கு விஜய்க்கும் கைத்தட்ட வேணான்னு சொல்லலை அஜித்துக்கு வர கைத்தட்டை விட அகிம்சைவாதியான காந்திக்கு அதிக கைத்தட்டு வர வேண்டும் என்று கேட்கிறேன் விஜய்க்கு வரும் கைத்தட்டை விட நமக்கு விஜயத்தை பெற்று தந்த வவுசிக்கு கைத்தட்டு இன்னும் அதிகமாக வர வேண்டும் என்ற எனது கோரிக்கையை வைக்கிறேன் ஆக அவங்களுக்கு தட்ட வேண்டாம்னு சொல்லலை இவங்களுக்கு அதிகமாக தட்டுங்கன்னு சொல்கிறேன் ஏனென்றால் எப்பொழுதுமே நான் பாசிட்டிவ் சைடு தான் ரொம்ப அதிகமாக பார்க்கறதுனால இது யாரும் உடனே கவர்னர் திரை நட்சதிங்க ராஜேஷ் கண்ணா இருக்கிறார் அதனால் அவரை வச்சுக்கிட்டே இது பேசுகிறது சரியான் ரமேஷ் கண்ணா அவரை வச்சுட்டே பேசுகிறது சரியான்னு தெரில ஏன்னா அவரை எனக்கு அவர் சொல்கிற மாதிரி நோயாளியாலாம் தெரியாது அவர்கள் தான் எங்களை விட அதிகமாக மக்களுக்கு ஏன்னா சிரிப்பு தான் மிகப்பெரிய சிகிச்சை என்று நான் நினைக்கிறேன் நான் இப்போ கூட ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து அங்கேயும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிக்கொண்டே வந்தது ஒரு மணி நேரத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனது குழந்தைங்கள்லாம் பசி மாணவர்கள்லாம் பசியோடு இருந்தாங்க அப்போவும் நான் அதை தான் சொன்னேன் சரி நேரம் ஆகுதா கவலைப்படாதுங்க சிரித்து பழகிடுங்க சிரித்து பழகிட்டா எந்த கவலையும் நம்ம கையில் இருக்காது அதனால தான் எதில் என்ன கூட எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது உங்களுக்குலாம் தெரியும் இங்கே மிக அழகாக சொன்னார்கள் ஒரு திரையிலும் சரி திரை உலகத்திலும் சரி அரசியலிலும் சரி பெண்கள் முன்னே வருவது என்பது அது எந்த துறையாக இருந்தாலும் அரசியல் இல்லை பொறியியல் துறை மருத்துவத்துறை எல்லா துறையிலும் பெண்கள் முன்னேற வர வேண்டும் என்றால் பல சவால்களை அவர்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதனால் பெண்களுக்கு இங்கே விருது கொடுத்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு இங்கே கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆண்கள் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாகவும் பெண்கள் மத்தியிலும் இருக்கிறீர்கள் அதனால் நான் எனது பாராட்டு ஆண்கள் கோவித்து கொள்ளக்கூடாது பக்க பலமாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்றால் பெண்கள் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு நான் வீட்டு வெளியே வந்தால் உடனே ஒரு அயன் பண்ண சட்டையை எடுத்து அப்படி போட்டுட்டு ஆண்கள் வெளியே போயிடுவாங்க ஆனால் பெண்கள் வெளியே வர வேண்டும் என்றால் அவர்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று எனக்கு தெரியும் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் அவளுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சாச்சா மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு வச்சாச்சா அப்புறம் தபால்காரன் வந்து தபாலை போட்டானா கரண்ட்காரன் வந்து கரண்ட்டை குறிச்சானா பால்காரை வந்து பால் பாக்கெட்டை போட்டானா இதையெல்லாம் பார்த்தப்புறம் தான் ஒரு பெண் வெளியே வர முடியும் அதனால் ஒரு பெண் சாதனையாளர் என்றால் அவர்கள் ஆயிரம் ஆண் சாதனையாளர்களுக்கு சமம் என்பதை ஒரு பெண்ணாக நான் இங்கே பதிவு செய் சாதாரண விஷயம் இல்லைங்க முன்வரிசையில் அமர்ந்து விருது வாங்கி இருக்கிறார்கள் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல அது மட்டுமல்ல இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ப்ரொஃபஸர் ரங்கநாதன் அவர்கள் அவர்கள் மியான்மரிலிருந்து வந்திருக்கிறார்கள் ஒன்றே ஒரு தகவலை சொல்கிறேன் சமீபத்தில் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாடுக்கு நேரடி விமானத்தை எங்கள் முயற்சியினால் கொண்டு வந்தோம் அது வந்து மிகப்பெரிய பாராட்டை பெற்றது அப்பொழுது இந்திய விமானத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிந்தியா அவர்கள் என்னிடம் இது ஏதாவது கோரிக்கை இருக்கிறதா என்று கேட்டபொழுது தமிழகத்திற்கும் மியான்மருக்கும் நேரடி விமான போக்குவரத்து வர வேண்டும் ஏனென்றால் தமிழர்கள் அங்கே அதிகமாக வாழ்கிறார்கள் என்ற கோரிக்கையும் நான் அங்கு வைத்தேன் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற திரு Janesh Dhanasekaran chairman managing director Manakula Vinayaka engineering college மிக சிறப்பாக அதாவது அவர் மேனேஜ் பண்ணுறாரோ இல்லையான்றத நல்ல பேச்சாளராக இருக்கிறார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை அவர் மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிறார் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் திரு அனந்த நாராயணன் அவர்கள் advisory committee head program K Port Blair அவர்களுக்கும் நான் எனது வணக்கம் மிக நல்லதொரு சமயத்தில் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல் mister Manandhana Mananathan vice president first world committee chairman அவர்களுக்கும் அவர் நீங்களா ஐயா வணக்கம் அவர்களுக்கும் திரு சுட்டி கணேசன் அவர்களுக்கும் ஏனென்றால் சுட்டி விகடன் என்பது எல்லா விகடனும் எனக்கு படிக்கும் அவள் விகடன் சுட்டி விகடன் நாணயம் விகடன் விகடன் எல்லா விதத்திலும் மோட்டார் விகடன் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் <laughs> ஏனென்றால் அந்த அளவிற்கு விகடன் வந்து மக்களிடம் பிரபலம் சுட்டி விகடன் என்பது குழந்தைகளுக்கு மிக நல்லவற்றை சுட்டி காண்பித்த சுட்டி விகடனுக்கு எனது வாழ்த்துகள் சுட்டி கணேசன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் டாக்டர் வெங்கடாச்சலபதி அவர்கள் அட்வை director cum principal Manakula Vinayagar institute அவர்களுக்கும் எனது வாழ்த்துகள் ஏனென்றால் ஒரு மணக்குள விநாயகர் என்பது எனக்கு வந்து மிக பிடித்தமான ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேராக போய் அவர் காலில் போட்டு வந்துடுவேன் நீ பார்த்துக்க அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் பார்த்துக்குவார் ஆக மணக்குள விநாயகர் என்ற பெயரே எனக்கு பிடித்தமானது ஆக அந்த கல்லூரிக்கு வந்திருப்பதில் நான் பெருமை அடைகிறேன் அதே போல் திரு நாராயணசாமி செக்ரட்டரி மணக்குள விநாயகர் காலேஜ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் அதாவது விநாயகரை கும்பிட சாமி இவர் நாராயணசாமி ஆக அவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்து உண்மையிலேயே மேடையில் இருப்பவர்கள் அத்தனை பேரின் பேச்சை கேட்க வேண்டும் தான் ஆசை ஆனால் நேரத்தின் அருமை கருதி உங்கள் அனைவருக்குமே எனது வணக்கத்தை தெரிவித்து ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி எல்லாரையும் சொல்லிவிட்டு இங்கே எதிரில் உட்காரவங்களை சொல்லாமல் இருந்தால் சரி கிடையாது நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு நான் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் சபையில் பேசியிருக்கிறேன் அப்பொழுது எனக்கு பயம் வராது விஞ்ஞானிகள் மத்தியில் மருத்துவராக இருப்பதனால் மருத்துவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன் அப்பொழுது கூட பயம் வராது விஞ்ஞானிகள் மத்தியில் பேசியிருக்கிறேன் மிக பிரபலமான அரசியல் தலைவர்கள் மத்தியில் பேசி பயம் வராது ஆனால் கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் பேச வேண்டும் என்றால் சற்று பயம் வரும் ஏனென்றால் அவர்கள் எங்களை விட இன்று அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் என்ற மாணவர்களை குறைத்து மதிப்பிட முடியாது மிகச் சிறந்தவர்கள் ஆக அவர்கள் மத்தியில் அவர்களுக்கு வேண்டியதை பேசி அவர்களுக்கான ஒரு தகவலையும் இங்கே சொல்லி ஏனென்றால் காந்தி ஃபவுண்டேஷன் தம்பி ராஜேஷ் அவர்கள் ஒரு பனியன் வெளியிட்டிருக்கிறார் அதுக்கும் நான் ரொம்ப பாராட்டு ஏனென்றால் நான் ரொம்ப கவலைப்படுவேன் சில நேரங்களில் விமானத்தில் போகும்பொழுதும் சரி வேறு பொது நிகழ்ச்சியிலும் போ போகும்போதும் சரி ஆங்கில வார்த்தைகளோடு சில மேலாடைகள் போட்டுவிட்டு வருவார்கள் அதாவது எனக்கு அந்த மேலாடையை பார்க்குறதோட அந்த வார்த்தைகள் என்னை குத்தி கிழிக்கும் இது என்னடா இப்படிப்பட்ட ஆங்கில வார்த்தைகளோடு இவர்கள் மேலாடை அணிந்து வருகிறார்களே என்று நான் அதிகம் கவலைப்பட்டதுண்டு இப்பொழுதாவது சுதந்திர போராட்ட வீரர்களே மேலாடை மட்டும் இல்லை வேறு வேறு நாட்டில் உள்ள புரட்சியாளர்கள்லாம் போடுவாங்க நம்ம நாட்டில் உள்ள புரட்சியாளர்கள் போட மாட்டாங்க அதனால் நம்ம நாட்டில் உள்ள தலைவர்களை மேலாடையாக நமது மானம் காத்த நம் தலைவர்களை மேலாடையாக பணியனாக உருவாக்கியதற்கு முதலில் எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜேஷ் இங்கிலீஷுக்கு பாராட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் பாராட்டு சொல்லிக்கொண்டே தான் இருக்கணும் அதனால் இன்று இந்த மக்களிடம் அது மட்டும் இல்லை முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த பரிசு பெற்ற விருது பெற்ற பெண்கள் பெண்கள்ன்றதை விட பெண் மாணிக்கங்கள் ஏனென்றால் சாதாரண விஷயம் இல்லை அதுவும் காந்தி ஃபவுண்டேஷன் போன்ற இடத்துல வந்து ஒரு நிறுவனத்தில் அவர்கள் பரிசு பெறுவதும் விருது பெறுவதும் சாதாரண விஷயம் இல்லை அதில் வந்து ப்ரொஃபஸர் இன்சுவை அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும் தமிழிசை இன்சுவையை பற்றி சொல்லலைன்னா அது மிகப்பெரிய பாவமாகிவிடும் ஏனென்றால் தமிழென்றால் இனிமை சுவையான இன்சுவை மிக அழகான கட்டுரைகளை எழுதுபவர் மட்டுமல்ல இங்கே ஏற்கனவே சொன்னதைப் போல இரண்டு ஆட்சியாளர் ஐஏஎஸ் அதிகாரிகளோடு அவர் தனது வாழ்க்கை பயணத்தை நடத்தி அண்ணன் ரெண்டு அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கீங்க அதனால தான் நான் அண்ணன் சொல்லிட்டேன் அதனால் இன் சுவை அவர்களின் தம்பிகள் இரண்டு பேரும் உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு அவங்க ரொம்ப அறிமுகமானவர்கள் அவங்க அம்மா அப்பாவே எனக்கு மிக அறிமுகமானவர்கள் மொதல் அவங்க அம்மாவை பற்றி நான் காலை தொட்டு கும்பிட்டேன் ஏனென்றால் அவர்கள் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் அவர் நோய்க்காக அவர்கள் அறிமுகப்படுத்த அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஒரு மிக அறிவாளியர்களான அவங்க அம்மா டீச்சர் ஆக ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரிந்து குழந்தைகளை இன்னும் அதிகமாக ஏன்னா மருத்துவர்கள் அப்படி வளர்க்குறோமான்னு தெரியாது இன்ஜினியர்கள் அப்படி வளர்க்குறோமா தெரியாது ஆசிரியர்கள் மிக தெளிவாக குழந்தைகளை வளர்ப்பதில் மிக விற்பனர்கள் அதில் அவங்க அம்மா எல்லாரையும் மிக சிறப்பாக என்ன ஆசிரிய ஆசிரியர் பெருமக்களும் இருக்கலாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்றுமே நான் நன்றியுடையவளாக இருப்பேன் நானெல்லாம் இன்று இந்த மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான் காரணம் ஏன்னா எங்கள் அப்பாட்ட உன் மக என்ன யாரான யாரானு வீட்டுக்கு வந்து மகளே உங்கள் மக என்ன படிக்கிறேன்னு கேட்டால் மகளே இங்கேவா அந்த மாமாட்ட சொல்லு நீ என்ன படிக்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன படிக்கிறேன்னு கூட தெரியாது ஆனால் இன்றெல்லாம் எங்கள் நான் இன்று மருத்துவராக இந்த ஆளுநராக நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஆசிரியர் பெருமக்கள் தான் காரணம் அதனால் அவர்களுக்கு முழு நன்றி அதனால் அவங்க அம்மா ஆசிரியர் என்று தெரிந்த அப்பாவும் ஆசிரியர் ஆக மிக ஒரு பிரபலமான ஒரு குழந்தைகளை அவர்கள் ஈன்றெடுத்து இன்று குழந்தைகளை ஈன்றெடுக்கல ஈன்றெடுத்த குழந்தைகளை பிரபலமாக்கி இருக்கிறார்கள் அதனால் இன்சுவை அவர்களுக்கு இன்று நான் விருது கொடுத்தனா இல்லைன்னா அவர்களுக்கு விருது கொடுத்ததால் நான் பெருமை பெற்றனா என்று எனக்கு தெரியவில்லை அதனால் உங்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஸ்ரீமதி சுஜிதா தனுஷ் அதாவது நான் ரொம்ப முதல்ல சொல்லிடுறேன் எனக்கு சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது சீரியல் பார்க்குற பழக்கம் கிடையாது அது ஏன் தப்பு அவங்க தப்பு கிடையாது ஆனால் சித்தி என்ற வார்த்தை மரியாதைக்குரிய சகோதரி ராதிகா அவர்கள் ஒரு நிகழ்ச்சி அந்த தொடரில் நடந்தப்புறம் சித்தினாலே அவங்க ஞாபகம் தான் வரும் ஆனால் இதை நான் படம் பார்க்கலனா கூட என் தங்கைகள் அதுக்கப்புறம் எனக்கு வேண்டியவங்கள்லாம் சொல்லி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எனக்கு மிக பிரபலமான ஒன்று ஆக அதில் வந்து அந்நியாக இவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்படும் பொழுது அந்நி என்றதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு கூட்டு குடும்பம் என்றால் எனக்கு மிகுந்த விருப்பமான ஒன்று இன்னொன்று அந்த க கதையை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது ஒரே ஒரு நாள் நான் எப்போவுமே எல்லா இடத்திலும் எங்கேயாவது எனக்கு ஒரு சின்ன தகவல் கிடைத்தாலும் அதை கிரகித்து அதை அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பவள் நான் ஒரு நாள் நான் வந்து ரிமோட்டை வச்சு மாற்றிக்கிட்டே வரும்பொழுது பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஒரு எபிசோடு வந்தது அந்த எபிசோடில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்த நிகழ்வு தான் என்ன ஈர்த்தது ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் அரசியல் கட்சினால் போராட்டம் அதை மாதிரி யாருக்காவது ஏதாவது நியாயம் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு உடனே ரத்தம் கொதிக்கும் நான் வந்து அந்த ஸ்டோ அந்த பாண்டியன் ஸ்டோ சீரியல் நான் பார்த்ததே இல்லை நான் பிரபலமான ஒரு சீரியல் எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் ரிமோட்டை பார்த்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு ஒரு அரசாங்க அலுவலகம் இருக்கிறது அதற்கு முன்னால் பெண்கள் இவங்கெல்லாம் குழந்தைங்களை வச்சுட்டு எல்லாரும் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த எபிசோடை நான் பார்க்குறேன் உடனே எனக்கு என்னென்னா எப்போவுமே நான் என்ன நினைப்பேன் இப்போ நான் கவர்னர் மாளிகையில் கூட ஒரு சஜஷன் பாக்ஸும் புகார் பெட்டியும் நான் வச்சுருக்கேன் ஏனென்றால் அடைய முடியாதவர்களை அடையக்கூடிய ஒரு நபராக நான் இருக்க வேண்டும் என்பது முதலில் இருந்தே எனது ஆசை அதனால தான் நான் கட்சி தலைவராக இருக்கும்பொழுது நான் எம்பியும் கிடையாது எம்எல்ஏ கிடையாது மந்திரி கிடையாது ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மக்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை மக்கள் சந்திப்பு நடத்தி கொண்டு அதில் யாருக்கெல்லாம் உதவி வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் கடிதம் கொடுத்து அது அரசாங்க மருத்துவமனையாக இருக்கட்டும் அரசாங்க அலுவலகங்களாக இருக்கட்டும் அங்கே எல்லாமே அவர்களுக்கு அணுகக்கூடிய ஒரு விவரத்தை நான் ஒரு பாலமாக இருந்தேன் அப்போ எல்லாருமே எனக்கு கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க யாரும் எம்பியும் கிடையாது எம்எல்ஏயும் கிடையாது ஆனால் இவங்க என்ன மக்கள் சந்திப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் சந்திப்பில் பல பேருக்கு உதவி செய்த இப்போ இவங்க அந்த எபிசோடில் நான் பார்த்த மாதிரி யாராவது ஒரு அதிகாரி அநியாயமாக யாருக்காவது கொடுக்க வேண்டியதை நேர்மையாக உள்ளவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் முதல் தொலைபேசி தமிழிசையிடமிருந்து தான் செல்லும் அது அந்த சாமானிய மக்களுக்கு நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் உண்டு நான் பார்த்தது அந்த ஒரே எபிசோடு அதுதான் ஆனால் உடனே எனக்கு வந்து உடனே நான் உடனே எனது அலுவலகத்தை நான் துரிதப்படுத்தினேன் யாருக்கும் நியாயம் கிடைக்காமல் இருக்கக்கூடாது எந்த அதிகாரியும் பொதுமக்களால் இணைக்கப்பட முடியாத அவர்களால் அது அணுகக்கூட முடியாத அதிகாரிகள் யாரும் புதுச்சேரியில் இருக்கக்கூடாது என்பதை ஓரளவுக்கு அந்த எபிசோட் பார்த்து நான் தெரிந்து கொண்டேன் அதாவது அனுபவம் தானே ஒரு இடத்த பார்க்கும்பொழுது நமக்கு மனதில் அது படும் ஓ உடனே இது இது நம்ம இந்த நேரத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை கொஞ்சம் நம்ம அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது மட்டும் இல்லை அந்த நேரம் தான் நான் அவங்களோட ஒரு நடிப்பு திறமையை பார்த்து ஒரு குழந்தைய மடியில் வச்சுட்டு ரொம்ப போராட்ட குணத்தோடு எனக்கு எப்பவுமே போராட்ட குணத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் பெண்கள் என்றால் எனக்கு குட்ட குட்ட குனிறவங்களை போராடி எதையும் பெறக்கூடியவர்கள் பெண் ஒரு இடத்துல போராட்டம் நடத்தினால் அது வெற்றி தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதனால் நேரம் இல்லை ஆனாலும் உங்களோட எபிசோடு உங்களை இன்றைக்கி பார்த்ததுனால எனக்கு வந்து நான் நான் ரொம்ப எபிசோடு அறிமுகம் இல்லை ஆனால் உங்களை பார்த்ததுனால ஒருவேளை இன்பிட்வீன் என்ன தான் பார்க்க முடிந்தால் நான் பார்க்குறேன் அப்படின்றதும் அதாவது நான் கொஞ்சம் சீரியல்களுக்கு கொஞ்சம்லாம் முதலாம் வந்து கொஞ்சம் எதிர்ப்பாக பேசுவேன் ஆனால் சில சீரியல்கள் இப்பொழுது நல்ல தன்மை இப்போ உதாரணத்திற்கு இவங்க சீரியலை பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தின் நன்மையை இவர்கள் சொல்கிறார்களே நான் கேள்விப்பட்டும் போது இது இந்த காலத்திற்கு அவசியமான ஒன்று ஏனென்றால் பகிர்ந்து கொள்வது என்பது நாங்கள் எங்கள் வீட்டில் ஐந்து பேர் நான் முதல் பெண் அப்புறம் நாங்கள் நான் மூன்று தங்கைகள் ஒரு ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டு குடும்பம் என்பது ஒரு நல்ல தன்மையை நமக்கு கொடுக்கணும் இவங்கள்ட்டலாம் கூட கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்போ கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசிக்கிட்டு தான் வந்து பட்டம் வாங்குவது பெரிதல்ல எல்லாரும் கொஞ்சம் திருமணத்தை பற்றியும் யோசிங்கன்னு நான் சொன்னேன் உடனே அங்கே உள்ளவங்கெல்லாம் என்னடா இது பட்டமளிப்பு விழாவிற்கு வந்து திருமணத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் ஏன்னா இன்றைய காலத்து பெண்கள் சாதிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள் அது எனக்கு ஒப்புதல் கிடையாது ஏனென்றால் ஒரு மருத்துவராக இருப்பதனால் திருமணத்தை நீங்கள் தள்ளி போட போட உங்கள் சாதனையை நீங்கள் ஏற்றிக்கிட்டால் கூட அதற்கப்புறம் அதில் என்னென்னா மகப்பேறு மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன் குழந்தை பேராக இருக்கட்டும் பின்னால் காம்ப்ளிகேட்டட் டிசீஸாக இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக காணப்படுவதனால் எப்படி நீ நீங்கள் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே போல இல்வாழ்க்கையையும் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் சொல்கிறேன் நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது குறைந்தபட்ச வயதை இருபத்தி ஒன்றாக ஆக்கியிருக்கிறார்கள் ஆக பத்தொன்பது வயசில் பண்ண வேண்டாம் பதினெட்டு வயசில் பண்ண வேண்டாம் ஆனால் இருபத்தி ஒன்று வயதிற்கு மேலே எவ்வளவு விரைவாக திருமணமும் செய்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஏதாவது செய்யணும்னு முடிவு இருந்ததுன்னா முடியாதவங்களை நான் ஒன்றும் சொல்லலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தீர்கள் என்றால் இருந்தால் அதையும் கொஞ்சம் விரைவாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால் மருத்துவ ரீதியாகும் இது நான் கூட சொன்னேன் எங்கள் முதலமைச்சர் கூட பக்கத்தில் இருந்தார் நான் சொன்னேன் யாருமே நல்லா படிங்கன்னு தான் சொல்லுவாங்க இதில் வந்து திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்குள்ள அனுபவத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லணும் ஏனென்றால் ஒரு மருத்துவராக இருக்கும்போது முப்பத்தைந்து வயது நாற்பது வயதுக்கு மேலே திருமணம் ஆகி அதற்கப்புறம் குழந்தை பேர் என்று வரும்போது அதில் வர காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எனக்கு தெரிகிறதுனால அதையும் கொஞ்சம் யோசியுங்கள் என்று சொன்னேன் பெண்கள் என்றால் வீட்டையோ வீட்டு உலகத்தையோ விலக்கி விட்டுவிட்டு அவர்களால் வாழ்க்கையை நடத்த முடியாது அதனால் நான்லாம் இன்றைக்கும் சொல்கிறேன் ஆளுநராக இருந்தால் கூட எங்கள் வீட்டில் நான் எனது குழந்தைகளுக்கு அம்மாவாக இருப்பதில் மிக பெருமை அடைகிறேன் எனது கணவனுக்கு மனைவியாக இருப்பதில் மிக பெருமை அடைகிறேன் இதை விழுத்துட்டு எந்த பெண்ணிற்கும் ஒரு ஒரு அதிகாரம் மிகுந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை தராது அன்பு மிகுந்த வாழ்க்கை தான் முதல் மகிழ்ச்சியை தரும் அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எந்த விதத்திலையும் தலையில் ஏறி எதுவுமே தலையில் ஏறக்கூடாது நாம் வந்து இயல்பான வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதில் நான் மிக அதிக நம்பிக்கை கொண்டவள் அதே மாதிரி இங்கே இசபெல்லா அவர்கள் அவங்க எனக்கு அறிமுகமானவர்கள் தான் வங்கி அதிகாரிகளாக இருப்பதுன்றது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் ஏனென்றால் நம்ம வங்கி வங்கியில் கடன் கொடுத்தா நல்ல அதிகாரி கடன் கொடுக்கலன்னா நல்ல அதிகாரி இல்லை ஆக அவர்களையும் எல்லாரும் இசபெல்லா அவர்கள் எனக்கும் அறிமுகமானவர்கள் தான் அவர்களுக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பிரித்திகா யாஷினி அவர்கள் உண்மையிலேயே நான் மிகுந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னால் வந்து நான் ஏற்கனவே நான் மருத்துவக் கல்லூரியில் முதல் ம மருத்துவ மாணவியாக நான் இருக்கும்போது எங்களுக்கு முதல்ல ஒரு கட்டுரை போட்டி வந்தது இப்போ கவிதை போட்டி வந்தது அந்த கவிதை போட்டியில் ஒன்று ஆங்கில கவிதை ஒன்று வந்து தமிழ் கவிதை நாங்கள் அப்போ தான் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் அதில் வந்து ஆங்கில கவிதையில் வந்து அதுலேயே நான் தான் முதல் பரிசு வாங்கினேன் தமிழ் கவிதையிலே நான் தான் முதல் பரிசு வாங்கினேன் அதில் ஆங்கில கவிதை மூன்று லைனில் தான் எழுதணும்னா நான் சொன்னேன் என்னுடைய ரத்த வகை பி பாசிட்டிவ் அதனால் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் அதுதான் என்னோட ஒரு சாதாரண கவிதை இன்னொன்று டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றியும் மாற்றுத்திறனாளிகள் பற்றியும் கவிதை அதில் நான் சொன்னேன் இப்போது ஏதாவது உற்பத்தியில் தவறு செய்தால் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு செல்கிறோம் ஆனால் உனது உற்பத்தியில் சவ தவறு செய்திருக்கிறாயே இறைவா எந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் சென்று இதை நாங்கள் முறையிடுவது என்று நான் கேட்டேன் ஆக ஒரு மருத்துவராக இருக்கனால அந்த வலி தெரியும் ஆனாலும் மிக துணிச்சலாக நீங்கள் ஒரு துறையை எடுத்து விவேகானந்தர் அவர்கள் சொல்வார்கள் பாருங்கள் ஒரு துறையை எடுத்து அந்த துறையில் முழுவதுமாக நீங்கள் பணியாற்றும் பொழுது நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள் என்று அதனால் பிரித்திகா யாஷினி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் மகேஸ்வரி என்ற நானா நீங்கள் ஒரு பாராபட்சம் காண்பிச்சிட்டிங்கப்பா எனக்கு நேரம் இல்லைனா கூட அவங்களுக்கும் ஒரு காணொலி நீங்கள் சரி செஞ்சுருக்கணும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அதனால் அவர்களுக்கு மகேஸ்வரி என்ற கலைஞர் அவர்களுக்கும் மிகுந்த எனது வாழ்த்துக்களை தெரியும் அதுவும் எனக்கு சொல்லும்போது முந்நூறு அடியா சின்ன இடமா இருந்த ஒரு நிறுவனத்தை அவர்கள் முயற்சியினால் மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் மகேஸ்வரி அவர்களுக்கு எனது வாழ்த்துகள் அதே மாதிரி டாக்டர் ரஞ்சிதா அவர்கள் ரேடியாலஜிஸ்ட் நான் வந்து சோனாலஜிஸ்டாக தான் இருந்தேன் ஏன்னா நான் வந்து எனக்கு ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் மேலே எனக்கு ரொம்ப ஒரு கவலை எடுப்பதனால் நான் வந்து கைனகாலஜிஸ்டாக இருந்தால் கூட வெளிநாடுகளுக்கு சென்று சோனாலஜி தான் நான் படித்து கொண்டு வந்தேன் அது ரேடியாலஜியில் சோனாலஜி ஒரு பகுதி இன்றைக்கி எனது மகள் ரேடியாலஜிஸ்டாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க அந்த துறையை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரேடியாலஜி துறை என்பது எவ்வளவு சவாலான துறை என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் ஆரம்ப காலத்தில் ஸ்கேன் பார்க்கும் பொழுது டிசீஸுக்காக ஸ்கேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்கள் ஆனால் பண்ணான்னு பார்க்குற மிஷினில் பாருங்கள் ஆனால் பண்ணான்னு பார்க்குற மிஷினில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை ஆரம்ப காலத்தில் நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் நாங்கள் வந்து கிராமத்துலலாம் சோனாலஜி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர்கிட்ட சொன்னேன் ஒரு கிராம வந்தார் அவங்க ரேடியாலஜிஸ்ட்க்கு தெரியும் ஸ்கேன் பார்க்கணும்னா நம்ம முழு பிளாடரோட அதாவது யூரின் ஃபுல்லாக வாங்க அப்படின்னு நம்ம ஒரு சொல்லிட்டு வருவோம் முந்தின நாள் அவர் வராரு அவருக்கு ப்ராஸ்டேட்ன்ற அந்த கிளாண்டை பார்க்கணும் அவர்கிட்ட சொல்கிறேன் நான் முழு யூரினோட வரணுங்க ஐயா நீங்கள் அப்படின்னு அடுத்த நாள் வந்தார் கிராமத்துலேருந்து வந்தார் வந்த உடனே ஒரு மஞ்சள் பையை திறந்தார் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்து வச்சார் இன்னொரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்து வச்சார் இதுங்க என்னையான்னு கேட்டேன் நேற்று ஃபுல்லாக வந்த யூரினெல்லாம் முழுசாக பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இதான் உங்கள் டேபிளில் வைக்கிறேன் அதாவது டாக்டரை ப்ராக்டிஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஆக திரு ரஞ்சிதா அவர்களுக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாதிரி மிஸ் டே தேஜல் பிம்பிள் யங் என்டர்பிரைனர் அவர்களுக்கு அவங்க வர முடியல ஆனால் அவங்களுக்காக வந்து பெற்றுக்கொண்டதை நான் வாழ்த்துக்கிறேன் அதே மாதிரி வைதேகி அது எனது மனதிற்கு மிக நெருக்கமானவர்கள் வைதேகியை பற்றி நான் சொல்லியே ஆகணும் சமீபத்தில் எனது பேட்டியை ராஜ்நிவாஸில் வந்து முழுமையாக எடுத்தேன் எனக்கு பேட்டி எடுத்ததுனால எனக்கு பிடிக்கும்னு இல்லை அவங்கள எப்போவுமே எனக்கு பிடிக்கும் ரொம்ப வருஷமாக எனக்கு கிளினிக்கில் இருந்து பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துனால என் கிளினிக்கு வந்திருக்காங்க மிக திறமையானவர்கள் சொன்ன மாதிரி ஒரு திரையுலகில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு வங்கியில் ஒரு காவல்துறையில் ஒரு தொழில்துறையில் ஒரு மருத்துவத்துறையில் ஒரு அரசியல் துறையில் பெண்கள் வருவது மிக சாதாரண காரியம் அல்ல ஆனாலும் வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே சொல்லி ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ஏன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க நம்மளோட அவசரத்தில் இவங்களெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக உங்கள் எல்லாருக்கும் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்த உண்மையிலே நான் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நீங்கள் விருது வாங்குவதற்கு தேர்வு செய்தவர்கள் அத்தனை பேரும் விருதுக்கு தகுதியானவர்கள் சில நேரத்தில் நம்மகிட்ட ஒரு விருதை கொண்டு கொடுத்து இவங்களுக்கு கொடுங்க கொடுங்கமாங்க நம்மளுக்கு தயக்கமாக இருக்கும் எதுக்கு இவங்களுக்கு விருதை கொடுக்க சொல்கிறாங்க இவங்க என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்னு ஆக அப்படி இல்லாமல் உண்மையிலேயே மிக நல்ல சாதனையாளர்கள் இவர்களெல்லாம் ஏன்னா பெண் சாதனையாளர்களாக என்ன ஒன்று சொல்கிறேன் உங்களெல்லாம் ஒரு நாள் ராஜ்நிவாஸுக்கு சிறப்பு விருந்தினராக நான் கூப்பிடுகிறேன் ஏனென்றால் சாதனையாளர்களாக ஆவது ரொம்ப கடினமான காரியம் அது மட்டும் இல்லை பெண்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க நேரம் அதிகமாகி விட்டது ஆனால் எல்லாட்டையும் நான் சொல்லிக்கொள்வது பெண்கள் என்பதனால் நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் நான் அப்போ தான் கவர்னர் கவர்னர் ஆன கோயம்புத்தூருக்கு போகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து தெலுங்கானாக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் என்னை பார்த்தோன்னே எல்லோரும் கும்பிட்டு எல்லோரும் கும்பிட்டுட்டே இருந்தாங்க உடனே ஒரு சின்ன எட்டு வயது பெண் அவங்க அம்மாட்ட கேட்டால் அம்மா ஏன் அவங்கள பார்த்து எல்லோரும் கும்பிட்றாங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க அந்த அம்மா சொன்னாங்க அவங்க வந்து நம்ம கவர்னர் அதனால் கும்பிட்றாங்க அம்மா டோன்ட் ப்ளஃப்மா அப்படின்னுச்சு அந்த குழந்தை திருப்பியும் அவங்க சொன்னாங்க எல்லோரும் கும்பிட்றாங்க திருப்பியும் கேட்டுச்சு என்னமா இல்லை இல்லை ஷீஸ் அவர் கவர்னர் டோன்ட் பிளஃப்மா அப்படின்னு சொல்லிச்சு உடனே வந்து அவங்க வந்து நான் உடனே நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு your mother is not bluffing she telling the correct only I am your governor I am the governor of Telangana அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து அதுக்கு முன்னால் அந்த பொண்ணு சொன்னது டோன்ட் பிளஃப்னு சொல்லிச்சு அவனை அவங்க அம்மா ஏன்னு கேட்குறாங்க no Amma, only old man can be governors. How can she become a governor? ஆக கவர்னர்னா அந்த பொண்ணோட மனசில் உருவத்தில் ஒரு வயதானவர் ஒருத்தர் அதுவும் ஆண் அது only old man can become a கவர்னர்மா how can she become a கொடி ஆர் பிளஃபிங் அப்புறம் நான் அவங்கள கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட இல்லை இல்லை நான் வந்து உங்கள் உங்கள் கவர்னர் தான் அப்படின்னு சொன்ன உடனே then she wanted a photo with me உடனே அவங்க அம்மா சொன்னாங்க நீ வந்து ரொம்ப ஷையான டைப்பு யார்கிட்டையும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் ஆனால் கவர்னர்னு சொன்னால் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க சொல்கிறியே அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தை சொன்னது when she can become a governor why can I become a governor இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் தான் பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் பெண்கள் எல்லாம் சாதனை படைக்க வேண்டும் அதற்கு இங்கே உள்ள சகோதரர்கள் பக்கபலமாகவோ பின்புலமாகவோ பக்கபலம் ஏதோ இருங்க ஆனால் பக்கமாக இருங்க ஆக அதில் வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால் இது மாதிரி எப்போ ஈகோ கிளாஷ் வந்துடக்கூடாது அன்பால் பகிர்ந்து நான் இன்னைக்கு இவ்வளோ நிற்கிறேன் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் மிக பிரபலமான மருத்துவர் என்னோட குழந்தைங்க மூன்று பேரும் மரு ரெண்டு பேரும் மருத்துவர் என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னோட டாக்டர் எட்டு கெட் மேரிட் ஆனால் எல்லாருமே மருத்துவர்களான எல்லா எல்லாமே அன்பு பகிர்வு தான் எங்கள் வீட்டில் இருந்தாலும் என்றைக்குமே ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க துறையில் மிக பிரபலமானவர்கள் அதனால் அன்பு மட்டும்தான் நமது வாழ்க்கையை மேலோட வேண்டும் நான் அடிக்கடி சொன்னேன் நேரம் ஆயிடுச்சா சிரிச்சிருங்க கோவம் தான் சிரிச்சிருங்க ஏன்னா நான் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது மிக கடுமையான பிரச்சனை வரும் உடனே வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சத்தம் போட்டு சிரிப்பேன் உடனே தலைவர் கோபமாக இருக்காங்க என்னோட சிரிக்கிறாங்க அதனால் கோபமாக இருக்காம்பாங்க அது அது ஒரு விதமான வெளிப்பாடு எதனாலும் சிரிச்சிருங்க அதனால் சிரித்தா நோய் போகும் கஷ்டம் போகும் எல்லாம் போகும் நான் அப்படி தான் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ரெண்டு மாநிலத்தை என்னால் சமாளிக்க முடிகிறது அது மாதிரி இங்கே உயரிய பதவி உயரிய பதவியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்கள் மனதில் குடியிருப்பது தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பதவி சாதாரண குடிமகளாக இருக்கிறது தான் நான் விரும்பும் பதவி அதனால் சும்மா அதையே எல்லாரும் ஒரு மாதிரி பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஆனாலும் இங்கே உண்மையிலேயே இங்கே வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி நான் வந்து ரொம்ப குறுகிய தான் பேசணும்னு நினச்சேன் ஆனால் இவங்கள பாராட்டமாக இருக்க முடியல மேடையில் பாராட்டமாக இருக்க முடியல எதிரில் உள்ளவங்களை பாராட்டமாக இருக்க முடியல ஆக பாராட்டுவது என்பது ஒரு டானிக் மாதிரி அது டாக்டருக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய டா டானிக்காக இருக்கும்னு அது மட்டும் இல்லை இங்கே உயிர் வந்தது உயிர் வந்தது நான் சாதாரணமாக ஒன்று சொல்லுவேன் ஒருத்தர் வந்து இவங்க சுஜிதா போன்றவர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் கதையிலேயே இருந்து பழக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் நேராக வந்தார் ஒரு டாக்டர்கிட்ட டாக்டர் நான் கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அந்த கதை எனக்கு முடிக்க தெரில அப்படின்னு சொன்னார் உடனே டாக்டர் கோவத்தில் கேட்டார் நீ என்ன நான் என்ன கதாசிரியரா நான் டாக்டர் ஏன் கதையை முடிக்கிறதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்க நீங்கள் பல பேரோட கதையை நீங்கள் முடிச்சிருக்கீங்க அதனால் இந்த கதையை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க ஆக அப்படி அப்படியும் சில பேர் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அதனால் நாமெல்லாம் கதையை முடிக்கிறதுக்குள்ள கதையை எடுத்து வெற்றி பெறுவதற்காக நாமெல்லாம் என்று இருக்கிறோம் பெண்கள் என்றால் சவால் தான் ஆனால் எந்த சவாலாக இருந்தால் நான் அடிக்கடி பெண்கள் மத்தியில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதை ஒன்றை அடிக்கடி சொல்வேன் அந்த கவிதை தான் நமக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பலம் படம் அதாவது இருக்கின்ற வந்து நான் சின்ன ரெண்டு மூணு வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே கடலில் அலைகள் அதிகமாக இருக்கிற திமிங்கலங்கள் அதிகமாக இருக்கிறதே என்று நான் கவலைப்படவில்லை திமிங்கலம் இல்லாத கடலில் எனக்கு நீந்த பிடிக்காது அதாவது கடலில் ஒன்றுமே இல்லை ஆனால் நான் பாட்டுக்கு நீந்தனால திமிங்கலம் வரணும் அது வரணும் அலை வரணும் அதில் நான் நீந்தணும் அதுதான் எனக்கு பெருமை அதை திமிங்கலம் இல்லாத கடலில் எனக்கு நீந்த பிடிக்காது இறைவா எனக்கு சுமை அதிகமாக இருக்கிறதே என்று நான் கவலைப்படவில்லை அதை தாங்கும் அளவிற்கு எனது முதுகை அகலப்படுத்தித்தா என்று தான் நான் கேட்கிறேனே தவிர சுமை இல்லாதவர் வாழ்க்கையே கிடையாது அதனால் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அந்த கவிதை வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே அதாவது மரம் வளருது வேலி போடுறான் அது வேலி யாராக கூட இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அதிகாரியாக இருக்கலாம் இல்லைனா ஆசிரியராக இருக்கலாம் யாராக கூட இருக்கலாம் வேலி போடுறாரு அந்த தோட்டக்காரர் அதையும் மீறி இந்த கீழ் மரம் வளருகிறது அந்த பெண் மரம் அதை உடனே அந்த தோட்டக்காரன் வெட்டுகிறான் வேலிக்கு வெளியே தோட்டத்துக்கு வெளியே அந்த மரம் கிளைகளை பரப்பினால் அவனுக்கு கோபம் வருகிறது வெட்டுகிறான் உடனே மரம் பட்டு போகவில்லை அந்த மரம் பாடுகிறது வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்துவிட முடியும் வேற வெட்ட முடியுமா முடியாது கிளைகளை வெட்டு எது வேணாலும் வெட்டு ஆனால் ஆழ ஆணி வேறாக நான் பதிந்து இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு வருங்கால சந்ததியினருக்கு பழங்கள் கொடுப்பேன் இலைகள் கொடுப்பேன் பூக்கள் கொடுப்பேன் எத்தனை கிளைகளை வேண்டுமானால் வெட்டி சாய்த்து விடு ஆனால் ஆணி வேறாக எனது அழுத்தமான இந்த நிகழ்வையோ எனது பலத்தையோ உன்னால் வெட்ட முடியாது என்று அந்த மரம் பாடுகிறது அதே போல வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை என்ன நீ செய்ய முடியும் என்ற கவிதைக்கேற்ப வேர்களாக ஆணி வேர்களாக இந்த நாட்டில் பலம் பொருந்தியவர்களாக பெண்கள் வாழ்வோம் பூப்போம் காய்ப்போம் மக்களுக்கு வேண்டியதை கொடுப்போம் சாதனையாளர்களாக என்று கூறி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்